வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூரிய தம்பியை வந்து விருந்து கூப்பிட்ருக்கோம் இன்றைக்கி சண்டே ஆனால் வந்து நான் நான்வெஜ் செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் சூரிய தம்பி அப்புறம் அக்காலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாப்பா வந்து மாலை போட்டிருக்காங்க அதனால் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடேரியன் லஞ்ச் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அம்மா கீழே வந்து எல்லாமே காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் இப்போ அதை எடுத்துகிட்டு கீழே போயிடலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் புதினா எடுத்துகிட்டேன் இதெல்லாம் போதும் இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன சமைக்கிறதுக்குன்னு குக்கரில் பார்த்தீங்கன்னா பருப்பு ரெடியாக இருக்குது கடலைப்பருப்பு வந்து வடை அப்புறம் உளுந்து வந்து ஊற வச்சுருக்காங்க வடை செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு அரைக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது எல்லாமே வந்து ரெடி பண்ண போகிறேன் என்ன காமிச்சிச்சுலம்மா ஹாய் கம் ஹாய் ஹாய் இங்கே வாங்க இங்கே வாங்க எல்லாரும் ஒன்றும் கிடையாது இந்த உடனே என் ஃபேமிலி சரி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஓடிட்டு உடனே கார்ல அப்படியே போயிட போறேன் இல்லங்கம்மா இங்கதான் வரும் அது கரெக்டா வச்சனா இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல போகும் இல்ல பேக்ல போகும் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏய் பறக்கணும் இங்க வாங்கிக்கலாம் என்ன பண்ண ஆமாம் கை பிடிச்சிக்கோ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ வந்துச்சு லஞ்ச்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு காட்டுறேன் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிலாவ் பண்ணியிருக்கோம் மசால் வடை மெது வடை அப்புறம் வந்து ரைஸ் சாம்பார் ரசம் கோஸ் பொரியல் இது வந்து கருணக்கிழங்கு பொரியல் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து வெஜிடபிள் புலாவுக்கு வந்து தயிர் பச்சடி தயிர் அப்புறம் வந்து பாயாசம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விருந்துக்காக ரெடி பண்ணிடுவோம் இப்போ இன்றைக்கி வந்து அக்கா வீட்டில் விருந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெஜிடேரியன் தான் இன்றைக்கி சாப்பிடுவோம் அக்கா வந்து ஊருக்கு கிளம்புறாங்கன்றனால காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இது காலிஃப்ளவர் அப்புறம் வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வரலட்சுமி பூஜைக்குன்னு என்னது இதுக்கா இது மசால் வடை எனக்காக மெது வடை அப்புறம் வந்து கருணக்கிழங்கு கோஸு பாயாசம் தண்ணி வித் அப்புறம் வரலட்சுமி வித் ரோகிணி அண்ட் மாமா ஸோ ஏன்னா அக்கா வந்து நாளைக்கு கிளம்பிடுறாங்க ரெண்டு நாளில் ஸோ அதனால் அதுக்கப்புறம் பண்ண முடியாதனால இது பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் சிங்கப்பூர் வருவோம்க்கா அப்போ வந்து நான்வெஜ் தான் லிஸ்ட் நான்வெஜ்ஜுக்கு கையை கட்டி போடு அக்கா அதனால் அக்கா கையை கட்டி போட்டோம் ஸோ அடுத்து ஒரு நான்வெஜ் விருந்துக்கு எல்லாம் ரெடியாக இருங்க நீங்கள் பார்த்துங்க இவங்க வீட்டை காலி பண்ணுறாங்களா இல்லை ஊருக்கு போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் இருக்கும் போடுங்க இது இது இது நான் பட்டையெல்லாம் அடிச்சுட்டு நானா கொஞ்சம் இப்போ இது பண்ணி வச்சுக்கி அப்புறம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் <laughs> அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா நீ உன்னை பேக் பண்ணி போட்டுடலாமா இல்லை உன்னை பேக் பண்ணிடுறான் இல்லையா எஸ் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போறோம் இப்படிதான் இதெல்லாம் லூசு மாதிரி பேசி பேசி நம்மளே கவலை இருக்கிற மாதிரி அது பத்தது என்ன கடாய் போடுங்க நல்லா என்ன போடுவோம் நல்லா காலை கட் பண்ணுவோம் ஆ வந்துச்சு இவ்வளோ நாள் வீட்டில் குத்து வழக்கு எல்லாமே வச்சுருங்க படுக்க வச்சு அது படுக்க முடியாது அது Thank you. அரிசி வச்சு இது என்னன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சா உங்களுக்கு வந்து இங்க பிபா போயிட்டு இருக்குல்ல இது அதனால அது மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க இதுதான் அந்த பத்தம்மா இங்கே தான் இருக்காங்க ஸோ செஞ்சு செஞ்சு கலப்பாயிட்டாரு ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சு மொத்தமாக வந்து ஒரு நாலு அஞ்சு பேக்கேஜ் நாளைக்கு ஹேண்ட் லக்கேஜ் எதுவுமே கிடையாது செவன் கேஜிஸ் ஹேண்ட் லக்கேஜ் இருக்குது இருந்தாலும் எதுவும் எடுத்துகிட்டு போக போதில்லை எல்லாமே வந்து லக்கேஜில் தான் நாளைக்கு போட போகிறோம் ஸோ ஹேண்ட் பேக் மட்டும் தான் நாளைக்கு வந்து நம்ம கையில் எடுத்துருக்கோம் மற்றதெல்லாம் வந்து லக்கேஜில் வந்து போட்டுற வேண்டியது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு யார் யார் போகிறோன்னு சொல்லிட்டு காட்டுறேன்